இன்றைக்கி நம்ம பரோட்டா பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் ஒரு மூணு கப் மைதா எடுத்திருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் கூட வேணும் இதுக்கு நல்லா எண்ணெய் எடுத்திருக்கேன் தேவையான உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பசியறதுக்கு அரை கப் பால் எடுத்திருக்கேன் தேவையான தண்ணி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மாவில் பால் ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சாச்சு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஒரு பிசைஞ்சு வச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பரோட்டா போட்டுக்கலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா காட்டு ம் அது மாதிரி கொடை மாதிரி காட்டு பின்னாடி காட்டு பின்னாடி பின்னாடி இது மாதிரி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பால் மாதிரி பண்ணி வெளியே எடுக்கணும் இப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம் அது பாருங்கள் எப்படி தேய்க்கிறாங்க இது மாதிரியும் வந்து எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக இப்படி எல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து தேய்ச்சி நம்ம இப்படி வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் தடவிக்கலாம் இது கிச்சன் டாப்மில் தான் வந்து பண்ண முடியும் நல்லா தே வசதியாக தேய்க்கலாம் அப்படிதான் இது ஒரு மெத்தடு இது மாதிரி சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க இப்போ இது மாதிரி வந்து சுற்றிக்கணும் இப்போ ரெண்டாவது மெத்தடு இப்போ இது வந்து கொஞ்சம் பெரிய மாவை எடுத்து இது மாதிரி வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் இது ரெண்டாவது மெத்தட் இதை இதை இப்போ தேய்ச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே வந்து சுற்றிக்கலாம் உங்களுக்கு பெரிய பரோட்டா வேணும்னா கொஞ்சம் பெருசாக வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சுற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாம் பண்ணி காட்டுறேன் அது கை எப்படி வச்சுருக்க அது காட்டு இந்த கை இது மாதிரி வச்சுக்கோங்க அது அதில் வந்து அழுத்தி இது மாதிரி பண்ணணும் சூப்பர் இப்போ அப்படியே சுற்றிடலாம் இப்போ இது போல் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அது ஆறிடாத படிக்க எண்ணெய் போட்டிருக்கு இப்போ தேய்க்கிறத பார்க்கலாம் இப்போ தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் தவால எண்ணெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து குக் பண்ணலாம் ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் வந்து இது மாதிரி நல்லா வந்து டாட்ஸ் ஃபார்ம் ஆன பின்னாடி எடுத்துடலாம் இது மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் இது நம்ம கட் பண்ணி ரோல் பண்ணது இது கட் பண்ணி நம்ம ரோல் பண்ண பரோட்டாவும் வந்து நல்லா வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த லேயர்ஸ் லேயர்ஸாக வர்றதுக்காக வந்து இது மாதிரி வந்து செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக லேயர் லேயராக வந்துடுது பாருங்கள் நல்லா லேயர் லேயராக இருக்குது இப்போ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ